வீடியோவில் வந்து மெயினாக மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது முதல் விஷயம் என்னதுன்னா ஸ்கில்ஸ் இந்த ஸ்கில்ஸ் மூணு ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்களும் புதுசாக ஒரு ஜாப் உருவாக்கலாம் அதே மட்டும் உங்களுக்கும் தனியாக ஒரு சம்பளத்தை உருவாக்கலாம் மற்றவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வேலை கேட்கணும்னு அவசியம் இல்லை நீங்களாக போனால் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது முதல் ஸ்கில் என்னதுன்னா லாங்குவேஜை கற்றுக்காங்க லாங்குவேஜ் எது கற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா அதாவது மற்றவங்க வெளிநாட்டில் இருந்து வெளியூர்லேருந்தான் வந்து உங்ககிட்ட வேலை செய்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு புரியாது நம்ம என்ன சொல்கிறோன்ட்டு அவங்களுக்கு புரியாது அதனால் நீங்கள் பல லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நம்ம சொல்கிறதே அவங்களுக்கு அவங்களோட மொழியில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு இந்த மாட்டம் பல லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் ச ரெண்டாவது ஸ்கில் என்னதுன்னா கோடிங் கற்றுவாங்க அதாவது இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஆப்ஸு இந்த மட்டும் தான் இருக்குது அந்த ஆப்ஸ் வந்து எப்படி உருவாகணும்னா ப்ரோக்ராமிங் மூலம் ப்ரோக்ராமிங் வந்து கோடிங் இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் எடுக்கும் அந்த ப்ரோக்ராம் மூலிமா தான் ஆப்ஸை உருவாக்க முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஆப்ஸை உருவாக்குறது நீங்கள் முதல்ல கோடிங் கற்றுக்கணும் அதாவது மூணு விதமான டெவலப்பர் இருக்காங்க web developer game developer app டெவலப்பர்ன்ட்டு மூணு விதமான டெவலப்பர்ஸ் இருக்காங்க இவங்களை மட்டும் நீங்களும் ஆகணும்னா முதல்ல கோடிங் கற்றுக்கணும் கோடிங் இருந்து அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கில் எப்படி அந்த கோடிங் அப்ளை பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப்பை உருவாக்கிடலாம் அதே மூணாவது ஸ்கில்ஸ் என்ன பார்த்து பார்க்க போகிறோம்னா எடிட்டிங் எடிட்டிங்கும் கிராஃபிக்ஸும் பற்றி பார்க்க போனால் இது ரெண்டும் சேம் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டும் தனித்தனி தான் ஆனால் இது ரெண்டுத்தையும் கற்று வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட சொந்தமாக நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் ஓன் எடிட்டிங் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சொல்கிற பாருங்கள் அதாவது கிராஃபிக்ஸ் மூலிமா அந்த ஒரு மூவி எடுத்திருக்காங்க ஆனால் அந்த மூவி வந்து பல கோடி வந்து பஸ்ஸில் இருக்குது அந்த என்ன படம்ட்டு எனக்கு சரியாக தெரில தெரிஞ்சு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த எடிட்டிங் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு ஜாப் உருவாக்கலாம் இல்லைன்னா உங்களுக்குன்னு வெளியே எங்கேயோ வேலை தேடி போனீங்கன்னா நீங்கள் உயர்த்தி உங்களுக்கு உயர்ந்த சம்பளம் நீங்களே கேட்கலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் எடிட்டிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மட்டும் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளுடைய அடுத்த வீடியோ பார்க்குறோம் பாய்